வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் ஒன்பதாம் வகுப்பு அளவியல் பாடம் பார்க்கலாம் பல்வேறு வகையான வடிவியல் உருவங்களின் பரப்பளவு மற்றும் கன அளவுகளை பற்றி பயிலக்கூடிய கணித பிரிவுக்கு தான் அளவியல் அப்படின்னு பேர் இந்த பதிவில் நம்ம முக்கோணத்தோட பரப்பளவு பற்றி படிக்கலாம் வாங்க அலெக்சாண்டரியாவை சேர்ந்த ஹெரான் அப்படிங்கிறவர் ஒரு கிரேக்க கணித மேதை கணிதம் இயந்திரவியல் இயற்பியல் தொடர்பான புத்தகங்களை இவர் எழுதியிருக்காரு இவரது மெட்ரிகா அப்படிங்கிற ஒரு பிரபலமான புத்தகம் தள மற்றும் கன உருவங்களின் பரப்பு மற்றும் கன அளவுகளை கணக்கிடும் வழிமுறைகளை விளக்குகிறது இந்த பாடப்பகுதியில் ஒரு முக்கோணத்தோட மூன்று பக்க அளவுகள் தரப்பட்டா இவர் கண்டுபிடிச்ச ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய முக்கோணங்களுக்கு உயரம் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பக்க அளவுகள் மட்டும் இருந்தால் நம்ம ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குது இதோட உயரம் கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் இந்த பக்க அளவுகள் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதோட பரப்பளவை ஹெரான் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த கட்டடத்தோட இந்த முக்கோண பகுதியும் நம்ம ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த வகையான முக்கோணங்களுக்கு உயரமும் அடிப்பக்கமும் கொடுத்துருப்பாங்க நம்ம முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு half into B into H அதாவது அரிப்பக்கம் இன்டு உயரம் ரெண்டையும் பெருக்கி ரெண்டால் வகுத்து நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ பக்களவுகள் கொடுத்தாங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் கவனிங்க ஹெரான் சூத்திரம் ஏபிசி இது ஒரு முக்கோணம் முக்கோணத்தின் வகை எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பக்க அளவுகள் தெரிஞ்சால் போதும் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் முக்கோணத்தின் பரப்பளவு சமம் square root of S S minus A into S minus B into S minus C சதுர அலகுகள் இந்த எஸ் அப்படிங்கிறது என்ன எஸ் அப்படிங்கிறது முக்கோணத்தின் சுற்றளவில் பாதி A plus B plus C அப்படின்னா முக்கோணத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் மூன்று பக்கங்களையும் கூட்டுனா கிடைக்கிறது தான் முக்கோணத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவை கண்டுபிடிச்சு ரெண்டால வகுத்தா கிடைக்கிறது தான் எஸ் அதை ஆங்கிலத்தில் செமி பெருமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை எஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம குறிக்கிறோம் முதல்ல எஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் எஸ் என்பது முக்கோணத்தின் அரை சுற்றளவு அதாவது சுற்றளவில் பாதி நல்லா கவனிங்க இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துட்டு பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டால் முதல் ஸ்டெப்பு சுற்றளவில் பாதி நம்ம கண்டுபிடிக்கணும் S A plus B plus C by two கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பரப்பளவோட formula square root of S into s minus a into s minus b into s minus c சதுர அலகுகள் கொடுக்கப்பட்ட முக்கோணத்தோட மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தது அப்படின்னா அந்த முக்கோணத்துக்கு பேரு சமபக்க முக்கோணம் அந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஹெரான் சூத்திரப்படி root three by four A square ஏங்கிறது முக்கோணத்தின் பக்க அளவு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம் நீங்கள் போட்டுருங்க இரண்டாவது கணக்கு தசம எண்களாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கொடுத்துருக்கிற மூணு அளவுகளை பக்க அளவுகளாக ஏபிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும் எஸ் சமம் A plus B plus C by two சமம் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கூட்டல் எட்டு புள்ளி ரெண்டு உங்களுக்கு தசம எண்களோட கூட்டல் கீழ் வகுப்புகள்லேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட்ட தெரியும் கூட்டுனா விடை பதினெட்டு புள்ளி ஜீரோ புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ வரும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் பதினெட்டுன்னு மட்டும் எடுத்துக்கலாம் பதினெட்டு பை ரெண்டு சமம் ஒன்பது முக்கோணத்தின் பரப்பு சமம் square root of S into S minus A into S minus B into S minus C மதிப்புகளை பிரதியிடுங்க ஒன்பது ஒன்பது மைனஸ் ஏ வந்து ஒன்று புள்ளி எட்டு எஸ் மறுபடியும் ஒன்பது பி எட்டு ஒன்பது மைனஸ் எட்டு புள்ளி ரெண்டு தசம எண்களோட கூட்டல் கழித்தல் கண்டிப்பாக அடிப்படையோட தெரிஞ்சிருக்கணும் சுருக்கிறதுக்கப்புறம் இந்த விடை வருது ஒன்பது பெருக்கள் ஏழு புள்ளி ரெண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கள் ஜீரோ புள்ளி எட்டு தெரியும் ஒன்னோட வர்க்கமூலம் ஒன்று நல்லா தெளிவாக வர்க்கமூலத்தோட அடிப்படைகள் தெரிஞ்சிருந்தா நம்ம ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இந்த ஏழு புள்ளி ரெண்டு அப்படியே வச்சுட்டு இந்த ஒன்பதையும் எட்டையும் பெருக்குனா என்னாகும் ஒம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு ஸோ ஏழு புள்ளி ரெண்டு இந்த ஏழு புள்ளி ரெண்டு அப்படியே எடுத்துட்டோம்னா அப்படியே இதுக்கு வர்க்க மூலம் நம்ம எடுத்துடலாம் ஸோ ஏழு புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் அதை விட்டுட்டு ஒன்பதோட வர்க்க மூலம் மூணு இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான்கு எண்களையும் நல்லா பார்த்துட்டு என்ன பண்ணுனா நம்ம ஈஸியாக வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலான்னு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது இந்த ஏழு புள்ளி ரெண்டை எடுத்துகிட்டு ஒம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு அப்போ ஏழு புள்ளி ரெண்டு இதோட மூலம் ஏழு புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் சம் முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் இருபத்தி ரெண்டு மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் வயலின் பரப்பளவை கணக்கிடுக இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு இருபது ரூபாய் செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க ஃபஸ்ட்டு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் சமப்படுத்துறதுக்காகும் செலவை நம்ம கண்டுபிடிக்கலாம் கவனிங்க இது ஒரு முக்கோண வடிவ நிலம் பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க நம்ம பக்க அளவுகளை ஏபிசின்னு எடுத்துக்கலாம் ஏ இருபத்தி ரெண்டு மீட்டர் பி நூற்றி இருபது மீட்டர் சி நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் எஸ் எஸ் சமம் A plus B plus C by two மதிப்புகளை பிரதியிட்டு கூட்டி ரெண்டால் வகுத்தா நம்மளுக்கு கிடைக்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டு எஸ் சமம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நிலத்தின் பரப்பளவு ஃபார்முலாவை எழுதிக்கலாம் ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு கழித்தல் நல்லா தெரியும் கழிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகிறக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இதை எந்த வகையில் ஈஸியாக நம்ம போடலாம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும் இதோட வர்க்க மூலத்தை நம்ம எப்படி எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் எப்படின்னு பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டை தனியாக பகாக்காரணிப்படுத்தி நூற்றி பத்தை பகாக்காரணிப்படுத்தி அந்த லாங் ஸ்டெப் ப்ராசஸ் போகிறக்கு பதிலாக நம்மளுக்கு பெருக்கல் வாய்ப்பாடும் நல்லா தெரியும் வர்க்கமூலத்தோட அடிப்படை விதிகளும் நல்லா தெரியும் பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலான்னு இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டை பதினொன்று பெருக்கல் பன்னெண்டுன்னு எழுதலாமா நூற்றி பத்தை பதினொன்று பெருக்கள் பத்து இந்த ரெண்டு எண்களை அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா பாருங்கள் பதினொன்று ரெண்டு தடவை வந்திருக்கு பன்னெண்டும் ரெண்டு தடவை வந்திருக்கு பத்தும் ரெண்டு தடவை வந்திருக்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா பதினொன்று பெருக்கள் பன்னெண்டு பெருக்கள் பத்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மீட்டர் ஸ்கொயர் தான் நிலத்தோட பரப்பளவு இப்போ நிலத்தை சமப்படுத்தணும்னா ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகுது ரூபாய் இருபது நம்மளோட நிலத்தோட பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அப்போ ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு சமம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பெருக்கல் இருபது இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் மொத்த செலவு இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க முக்கோணம் சமபக்க முக்கோணம் சமபக்க முக்கோணம்னா மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும் சுற்றளவு கொடுத்துருக்காங்க சுற்றளவுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா பக்க அளவு கண்டுபிடிக்கணும் மூன்று பக்கங்கள் இங்கே சமமாக இருக்கிறதுனால சுற்றளவு சமம் மூணு ஏ மூணு ஏ சமம் நூற்றி எண்பது நம்ம இந்த ஏ தான் கண்டுபிடிக்கணும் இங்கே மூணு பெருக்கல் ஏ அப்போ பெருக்கல் இருக்கிற மூணு வலது பக்கத்துக்கு போகும்போது வகுத்தல் ஏ சமம் அறுபது அப்போ அறுபது சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம் இது சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு formula root three by four A square so root three by four பெருக்கல் அறுபது பெருக்கல் அறுபது இந்த நாளையும் அறுபதையும் கேன்சல் பண்ணால் பதினைந்து பெருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரூட் மூணோட மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இதை ரெண்டையும் முதல்ல பெருக்கிக்கிங்க ஆறு பதினஞ்சு தொண்ணூறு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் இதை பெருக்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது ஒரு ஈஸியான டூ மார்க்ஸம் ரெண்டே ரெண்டு ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த பயிற்சி கணக்குகளை நம்ம செய்ய போகிறோம் மீதி இருக்கிற கணக்குகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ